பயன்படுத்தும் இயேசுவே உள்ள இடமெல்லாம் பாசமே வழங்கிடும் மனிதரில் மன்னிப்பை நல்கிடும் துயர் நிறை உள்ளமதில் மகிழ்ச்சியை தந்திடும் வழங்க

மனிதநேயம் விதைத்திடும் மனிதரின் இதயமில் இயேசுவே பகையுள்ள இடமெல்லாம் பாசமே வழங்கிடும் அமைதி